யங் என்ற அறிஞர் கூறினார் நீ உலகின் அதிபதியாக இருந்தாலும் ஒரு நண்பன் இல்லாவிட்டால் ஏழைதான் என்று நூறு மருத்துவர்களால் செய்ய முடியாத ஒரு சிகிச்சையை ஒரு நண்பன் தரும் மாறுதல் செய்யும் என்றார் கவிஞர் வைரமுத்து நற்றிணையின் வெற்றிப்படிகள் நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கேர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம் செந்தமிழாய் என் உயிராய் என் உணர்வாய் விளங்கும் என் தமிழ் அன்னையையும் தமிழ் சான்றோர்களையும் வணங்கி என் உரையில் கொண்ட தலைப்பு நட்பு உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா உன் நண்பனை அடையாளம் காட்டு என்பார்கள் ஆ நாம் தேர்ந்தெடுக்கும் நட்புதான் நம்மை அடையாளம் காட்டும் நட்பு என்பது புனிதமானது வலிமையானது மழை நீரை போலவே இயற்கையிலேயே சுத்தமானது நம் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதில் நண்பர்களுக்கு ஓர் சிறந்த இடம் உண்டு வீட்டுக்கு எல்லை உண்டு அதிபதியாக இருந்தாலும் ஒரு நண்பன் இல்லாவிட்டால் ஏழைதான் என்று ஆம் நட்பு என்பது அந்த அளவு பெருமைக்குரியது நண்பர்கள் அமர்ந்து ஒன்றாக சாப்பிடும் போதுதான் அவரவர் வீட்டு உணவுகள் அடுத்தவர் தட்டு